பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நாங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம் bank Nifty twenty nine thousand call ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் மார்க்கெட் ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்பில் twenty nine thousand two hundred ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு நாங்கள் இன்றைக்கி ஒரு சேஃப்டிக்காண்டி இந்த மணி எடுத்தோம் ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியான ரேலியில் மார்க்கெட் நல்ல வாலட்டைனில் வந்திருக்கு நாங்கள் நேற்று மார்க்கெட் அனலைஸ் பண்ணோம் நேற்று நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங் இதே மாதிரி தான் பாசிட்டிவாக கேப் அப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து இருந்துச்சு பட் நேற்று மார்க்கெட் வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட்டே கொடுக்காம டவுன் சைடில் தான் வந்து ஆக்சுவலி பிரேக் அவுட் கொடுத்துச்சு ஓகே டவுன் சைட் பிரேக் அவுட்டுன்றனால நேற்று நாங்கள் ட்ரேட் பண்ணல ஏன்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி நேற்று எங்களுக்கு காட்டின ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்ட் காட்டுச்சு ஸோ அதனால் நேற்று நாங்கள் பண்ணலை ஈவன் டென் ஓ கிளாக் அதுக்கப்புறமா வெயிட் பண்ணோம் பட் எங்களுக்கு அந்த இன்பிட்வீன் டைமில் சில்வரில் நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு ஸோ சில்வரில் நாங்கள் என்ட்ரி போயிட்டு நேற்று நாங்கள் நல்ல ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணோம் மீன் வயல் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணால் சூப்பரான ஒரு ரெக்கவரி மார்க்கெட் வந்து ஒரு டென் டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே மாறிடுச்சு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் சூப்பராக ரேலி கொடுத்து ரெக்கவரி வந்து கொடுத்துச்சு uh, அந்த டைம் ரெக்கவரி கொடுக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா twenty nine thousand three hundred அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நேற்று ஏறிச்சு ஏறிட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து நடந்துச்சு ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தோம் இன்றைக்கி ஓப்பனிங் வந்து சூப்பராக அந்த ஓப்பனிங் இருந்துச்சு மார்க்கெட் ஓப்பனிங்கே நல்ல கேப் அப்பு அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ரேலியில் ஏறிச்சு பாசிட்டிவாக இருந்துச்சு நிஃப்டியையும் எதுக்கும் சைட் பை சைடு அனலைஸ் பண்ணுவோம் நிஃப்டி எடுத்தோம் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டீன் தௌசண்ட் மேலே க்ளோசிங் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் ஆச்சு ஸோ பயங்கர பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட் அப்புறம் கண்டினியூஸ் பாசிட்டிவாக இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பிரேக் அவுட்டும் அப்பர் சைடில் நிஃப்டி அண்ட் மேங் நிஃப்டி ரெண்டுக்குமே வந்து கிடச்சிச்சு ஸோ ரெண்டுமே வந்து நல்ல பாசிட்டிவாக ரெண்டு பையங்கில் வந்து இருக்குது அப்படின்றனால இன்றைக்கி ஜஸ்ட் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பொஷன் எடுத்தோம் பொஷன் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எட்டு லாட் போயிருந்தோம் போனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈவன் நாங்கள் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சின்னதாக ஒரு டவுனில் சின்னதாக மார்க்கெட் டக்குன்னு இறங்குச்சு இறங்கினோன்னே ஓகே மார்க்கெட் மேபி ரிவர்சல் ஆகலாம் நம்ம ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் புக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் கண்டினியூஸ் ரேலியில் ஏறிக்கிட்டே தான் இருக்குது நாங்கள் ஃபைவ் மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணதான் இன்னும் வெயிட் பண்ணியிருந்தா டென்